வணக்கம் நண்பர்களே என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க தினமும் அதை நீங்கள் எழுத வேண்டும் எழுதினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான மாற்றம் ஏற்படுங்க அது என்ன இப்போ உங்களுக்குள்ள ஒரு நிலையற்ற தன்மை இருக்கின்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அதாவது நிலையற்ற தன்மை அப்படின்னா நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க நான் இதை செய்யணும் அப்படின்னு ஆனால் அதை செய்ய முடியல அது ஒரு வேறு ஒரு காரணத்தை சொல்லி அதை தள்ளி வச்சிடுறீங்க ஸோ இதெல்லாம் ஏன் நடக்கின்றது இதை செய்யணும்னு முடிவெடுத்ததும் நீங்கள் தான் வேணாம்னு முடிவெடுக்கிறதும் நீங்கள் தான் இரண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடக்கின்றது அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிலையற்ற தன்மை உங்களுக்குள்ளே இருக்கின்றது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நான் வந்து அப்படி நான் வந்து இப்படி நான் அதை செய்வேன் நான் இதை செய்வேன் எனக்குள்ளே இந்த பண்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு ஆனால் உங்களுக்குள்ளே அதெல்லாம் நிலையானதாக இருக்கின்றதா இல்லை அது அதெல்லாம் அதெல்லாம் வந்து வந்து போகின்றதா அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் இப்போ நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுகிறீங்க அன்பாக நடந்துக்கிறீங்க நிறைய வாக்குறுதிகள்லாம் தரீங்க அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் உங்களுக்கு இந்த நல்லது செய்வேன் அப்படின்னு ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு கவலை வந்து விட்டது கோபம் வந்துருச்சுன்னா ஆளே மாறிடுறீங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மறந்து போயிருக்கும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அர்த்தமற்ற விஷயங்களாக தெரிகின்றது ஒரு கோபம் ஏற்படும் போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது எடுத்த முடிவுகள் அனைத்தும் அர்த்தமற்ற விஷயங்களாக இல்லை ஸோ இந்த நிலையற்ற தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு நிலையற்ற மனிதர் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கல்ல அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு நோட்டு ஒன்று எப்பயுமே கையிலேயே வச்சுக்கோங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதில் எழுதுங்க அந்த நோட்லேயோ இல்லை டைரியிலையோ எழுதுங்க அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள கவலை இருக்கும்ல ஆழமாக கவலையில் மூழ்கி போயிருப்பீங்கள்ல அப்போ அந்த நோட்டை எடுத்து எழுதுங்க கவலையாக இருக்கும்போது என்ன தோணுச்சோ எல்லாத்தையும் எழுதுங்க அதுக்கப்புறம் கோபத்தில் இருக்கும்போது என்ன தோன்றுகின்றதோ அதை எழுதுங்க இல்லை தோல்வி அடைந்த பிறகு என்ன தோன்றுகின்றதோ அதை எழுதுங்க எழுதுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ எழுதுங்க ஒரு சில நிமிடங்கள் தான் தினமும் ஒதுக்கி எழுதுங்க வாரம் ஒரு நாள் அதை படிங்க அனைத்தையும் அந்த வாரம் முழுக்க வாரம் முழுக்க நீங்கள் எழுதின எழுதிய அனைத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன எழுதியிருக்கீங்க கவலையாக இருக்கும்போது என்ன எழுதியிருக்கீங்க கோபமாக இருக்கும்போது என்ன எழுதியிருக்கீங்க அனைத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும் தினமும் இதை செய்யுங்கள் வார வாரம் இதை செய்யுங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளே ஒரு புரிதல் ஏற்படும் நம்ம வந்து எப்படி மாறிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத உங்களால் புரிந்து கொள்ள முடியும் நம்மளால் ஏன் எதையும் சிறப்பாக செய்ய முடியல எதையும் தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு சூழலும் உங்களை எப்படி மாற்றுது அப்படின்றது புரியும் பிறரின் செயல்கள் பிறரின் வார்த்தைகள் உங்களை எப்படி மாற்றுது அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு விஷயமும் கோபம் பதற்றம் கவலை பொறாமை இந்த ஒவ்வொரு சூழலிலும் உங்களோட மனம் எப்படி வேறு மாதிரி சிந்தித்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எப்படி பரிபூர்ணமாக வேறு ஒரு மனிதனாக மாறுறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் மெதுவாக இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இதெல்லாம் தொடர்ந்து எழுத எழுத எழுத உங்களை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் நம்ம ஒரு நமக்குள்ளே இவ்வளோ ஒரு நிலையற்ற தன்மை இருக்கின்றதே நிலையானது எது நமக்குள்ளே யார் அது நிலையானது மகிழ்ச்சியாக இருக்கிறவர் இருக்கிறாரே அவர் நிலையானவரா இந்த சோகத்தில் இருக்கிறவர் நிலையானவரா யார் இதில் நிலையானவர் நாம் யார் அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்குள் உருவாகும் இந்த பல கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலையற்ற தன்மையில் இருந்து நிலையான தன்மைக்கு நீங்கள் நகர்வீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்படும் உங்கள் மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு புதிய விஷயமாக தெரியும் மகிழ்ச்சியான விஷயங்களாக தெரியும் உங்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ கமெண்ட்டு பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க இந்த விஷயத்தை நீங்கள் தினமும் எழுதுவீங்களா வாரம் ஒரு முறை படிப்பீங்களா தெரியப்படுத்துங்க தெரிஞ்சுக்க நான் ஆர்வமாக இருக்குங்க ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும்